அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டூ இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஏஎம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு எவ்ரிடே இந்த சார்ட்டில் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம பார்க்குறோம் நேற்று மார்க்கெட் ஃபினிஷிங் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆனபடி க்ளோசிங் கொடுத்துச்சு நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் தான் அதே மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ கண்டினியூ ஆகுது அதனால் நமக்கு கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் இப்போதைக்கு ஓப்பன் ஆனது அந்த க்ரீன் கலரில் வந்திருக்கு கால்ஸ் இதில் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் ஜெனரேட் ஆகும் கரண்ட்டில் பை கால் ஸோ அப்போ நெக்ஸ்ட் கால் வந்துச்சுன்னா செல் கால் தான் ஜெனரேட் ஆகும் அதுக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகணும் இப்போ நமக்கு ஒரு கேப் டவுனில் இப்போ ஓப்பன் ஆனது கண்டிப்பாக அது ஒரு டவுன் சைடாக இருக்கிற பட்சத்தில் செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும் அதுவும் கால் வரும்போது கேண்டில் கலரே மாறிடும் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் கால் வர்றதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டு இப்படி இருக்குது ஓகேங்களா ஸோ கால் வரையில் நமக்கு அப்படியே அந்த சார்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அது எப்படி மாறுதுன்னு லைவாக ஷோ பண்ணலான்னு தான் இப்போ நாங்கள் காட்டுறோம் sell at forty one thousand eight தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஃப்யூச்சர் ட்ரேடர் இப்போ நீங்கள் அழகாக என்ட்ரியை போட்டுடலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் இதில் கால்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட் கால்ஸ் தான் வரும்னு கன்ஃபார்மாக தெரியுன்றதுனால ஸோ கரண்ட்டில் பை கால் நான் வீடியோ ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் கால் வந்தால் செல் கால் தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதுவும் நமக்கு ஃபேவரபுளாக சுச்சுவேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுனில் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக செல் கால் தான் வரும்னு நம்மளால் நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியோரிட்டியாகவே இருக்க முடியும் ஸோ எவ்ரிடே இது என்ன பண்ணுன்னா இதே மாதிரியே கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து தரும் இது மார்க்கெட் ஓப்பனிங்கில் கிடச்ச அந்த ஒன் ரீசன்காண்டி மட்டும்தான் நம்ம கிடைச்ச செல் கால் வித்தின் ஒன் மினிட்குள்ளே பாருங்கள் டார்கெட் ஒன் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணுது அதே நமக்கு செல் கால் இப்போ பார்த்தோம் பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டென்னுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஜெனரேட் ஆகுது ஸோ மார்னிங்கில் ஜெனரேட் ஆன அந்த செல் கால் செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு forty thousand five hundred range break out பண்ணுச்சு ஒன் ஓ கிளாக் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது அதில் நமக்கு இப்போ சடனாக ஒரு அப்பர் சைட் மொமெண்டம் அதனால் நமக்கு அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு பைக்காலாக வந்து சேஞ்ச் அவுட் நடக்குது பை கால்ன்றனால இப்போ நமக்கு அகைன் பாருங்கள் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at forty thousand six twenty five point sixty அப்படின்னு வந்திருக்கு நமக்கு வீடியோ ஓப்பனிங்லே கால் ஜென்ரேட் ஆனதுனால எவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு நமக்கு கிடைச்ச கால் உடனே டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு அதே நமக்கு மார்க்கெட் அதுக்கப்புறம் கிடைச்ச கால்லாம் பாருங்கள் அந்தளவுக்கு நமக்கு ஸ்லோவாக தான் வந்து ட்ரேடிங் போகுது அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு ரீசனும் இருக்குது ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மொமெண்டமில் நமக்கு கிடைக்கிற கால் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுது ஆனால் எல்லா நேரமும் இது நடக்காது எல்லா நாளும் இது நடக்காது இப்போ நமக்கு கிடச்சிருக்க அந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேடிங் போச்சு ஃபிஃப்த்து கேண்டில் தான் ஏறுச்சு அதில் நமக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு போச்சு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு எயித்து கேண்டில் பாருங்கள் டார்கெட் ஒன் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி ஃபார்ட்டி தௌசண்ட் செவன் தேர்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மூமெண்ட்டும் எயிட் மினிட்ஸில் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆச்சு அது ஒன் மினிட்ல அச்சீவ் பண்ணுச்சு ஆனாலும் அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக ஒரு டவுன் மொமெண்டம் தான் இப்போ ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் down momentum one o'clock அப்புறம் அதை ஒரு பையிங் மொமெண்டமாக சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அதுக்கப்புறம் ஆக்சுவலி அந்த புல்லிஷ் மொமெண்டம் நிற்கலை ஒன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஒன் தேர்ட்டி அந்த யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிற அந்த டயத்தில் நமக்கு வந்து செகண்ட் ஆர்ட் ரேஞ்சே பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option forty thousand six hundred call option டேரெக்டாக ஒரு அட்டமணி ஆப்ஷனை நாங்கள் ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு ஃப்யூச்சர் சார்ட்டில் கால்ஸ் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்க ஆக்சுவலி இன்றைக்கி முக்கியமான நாள் வந்து ஆப்ஷனுக்கு தான் ஏன்னா இன்றைக்கி வந்து வீக்லி ஆப்ஷனுடைய ஒரு எக்ஸ்பைரி டே ஒரு டேரெக்டாக ஒரு வீக்லி ஆப்ஷன் சார்ட்டில் கால் வந்தால் எப்படி இருக்குது அப்படின்றதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்காண்டி நாங்கள் ஒரு மணி ஆப்ஷனை எடுத்திருக்கோம் ஒரு அர்த்தமணி ஆப்ஷனில் ஒன் டுவெண்ட்டி செவனில் நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு வயல் அது செகண்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் மார்க்கெட் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் மொமெண்டம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு காரணம் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்பீடாக இருந்துச்சு நல்ல ஒரு வாலட்டையில் இருந்துச்சு அந்த ஒரே காண்டி தான் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ரீச் வந்து கொடுத்துருக்கு அதாவது ஃப்யூச்சரில் நமக்கு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் மொமெண்டம் கொடுக்குற டயத்தில் நமக்கு இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அட் த மணியில் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட்